Friends welcome to auto master இன்றைக்கி நம்ம சேனலில் the new Suzuki Access one twenty five CC scooter பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் நல்ல ஒரு செல்லிங்கான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல high performance and high efficiency கொடுக்க வேண்டிய ஸ்கூட்டராக அது வந்து கருதப்படுது இந்த ஸ்கூட்டரில் நம்ம கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது blue red black white and ash colour different type of variety கலர்ஸ்லாம் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹை மைலேஜ் நல்ல ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி அந்த மாதிரி சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரி வாங்க இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது நம்ம பார்ப்போம் மெயினான ஃபியூச்சர்ஸ் என்ன நம்ம பார்க்கும்போது chromated lamp steel body ultra light weight seating capacity இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினான ஃபியூச்சர்ஸாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்கூட்டரோட ஆர்ட் ஆஃப் இன்ஜின் பற்றி நம்ம பார்க்கும்போது four stroke single cylinder air cooled SOHC to all இன்ஜினால மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா hundred twenty five CC engine and இதோட ஸ்டார்டிங் டைப் பார்த்தீங்கன்னா kick and self start maximum பவராக உங்களுக்கு வந்து eight point five eight horse இட்டு செவன் தௌசண்ட் ஆர்பிஎம்மாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் அண்ட் ஒரு மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா ten point two newton metre at five thousand RPM and transmission பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக தான் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ நீங்கள் ஃபில் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் உங்களுக்கு sixty four kilometre per litre and ஒரு ஓவரால் ரைட் ரேஞ்ச் நீங்கள் எவ்வளோ லாங் வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் போக முடியும்னு பார்த்தீங்கன்னா three fifty eight point four kilometre வரைக்கும் நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு three fifty eight point four kilometre வரைக்கும் நீங்கள் வந்து ரைட் பண்ண முடியும் அண்ட் இந்த ஸ்கூட்டரோட ஓவரால் வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன் கேஜி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அல்ட்ரா லைட் வெயிட் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா உங்களுக்கு ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் ஸ்கூட்டர் நீங்கள் தள்ளும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஹேண்ட்லிங்காக இருக்கும் உங்களுக்கு அது பிக்கப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதில் பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ரியரில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட சேசிஸ் அண்ட் சஸ்பென்ஷன் நம்ம பார்க்கும்போது ஹை ரிஜிடிட்டி அண்டர் போன்ற ஒரு டிசைனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனாக வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர் சஸ்பென்ஷனாக பார்க்கும்போது ஸ்விங் ஆம் சஸ்பென்ஷன் மேக் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இது ஒரு வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்க்கும்போது அலாய் வீல்ஸ்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு டயர்ஸ் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்பீடோ மீட்டர் பார்த்தீங்கன்னா அனலாகில் இருக்குது fuel gauge trip trip meter and trip கவுண்ட்லாம் நீங்கள் வந்து இதில் அவைலபிளாக பார்க்க முடியும் அண்ட் இதை இதோட அதர் ஃபியூச்சர்ஸாக நம்ம பார்க்கும்போது stylish chrome plated cover central locking dual luggage hooks ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பாடி முன்னாடி லக்கேஜ் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதாவது பேக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக மாற்றுறதுக்காக கொடுத்துருக்காங்க mobile charger DC socket and டிசியில் அவைலபிளாக உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் front front pocket chrome headed lamp large size under seat compartment large size and centre seat கம்பார்ட்மெண்ட்னா உங்களுக்கு சீட்டுகள் லார்ஜ் சைஸாக உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பொருட்கள்லாம் நீங்கள் வைக்கிறதுக்கு வந்து சில ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா அவைலபிலிட்டியாக இருக்குது உங்களுக்கு அது இல்லாமல் இந்த கன்சோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடோ மீட்டரில் உங்களுக்கு ஃபியூல் எக்கனாமின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க எதுக்காக இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலான அந்த ஸ்பீடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு மைலேஜை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்கூட்டரில் அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஸ்கூட்டரோட இந்தியன் ஆன் ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா sixty two thousand four hundred கிட்ட உங்களுக்கு வந்து செல்லிங் பண்ணுறாங்க Okay friends, moreover I covered all the features and specification about the Suzuki Access 125. If you are looking a good mileage scooter, surely I suggest you to go for it because the mileage, performance and other features are good. Okay friends, thank you for all the patience. If you like the video, give a thumbs up and subscribe for more updates from Automaster. Thank you all friends, bye, have a nice day.